ஹலோ இன்றைக்கி நாம் முள்ளங்கி பச்சடி பண்ண போகிறோம் முள்ளங்கி வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது அது வந்து யூரினரி ட்ராக் இல்லை பிளாடர் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் வந்து முள்ளங்கி வந்து நல்லா ஹீல் பண்ணும் இது வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதுனால ஜாயிண்ட்ஸ் கூட வந்து குணப்படுத்துது பைல்ஸ்க்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எந்த யூரினரி ப்ரா ட்ராக்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இதோடய ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது அதே போல் இது கிட்னி லிவருக்கு கூட வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபுட் இது இது வந்து நீங்கள் ரெகுலராக வந்து சாம்பாரில் இல்லை பொரியல் அது மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கும் இது வந்து கேன்சர் கூட ட்ரீட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க கான்ஸ்டிபேஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பிளட் ப்ரெஷர்லாம் குறைக்குதுன்னு சொல்கிறாங்க அது போல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வந்து ஒரு பச்சடி செஞ்சு காட்டுறேன் இதுக்கு வந்து நான் எடுத்த ஒரு ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன் அது தோல் சீவி கழுவி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் தேவையான உப்பு ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் புளி ஒரு ஒரு இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க இதில் ஏற்கனவே வந்து முள்ளங்கியில் வந்து கொஞ்சம் காரம் இருக்கிறதுனால பார்த்து மிளகா போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாவும் யூஸ் பண்ணலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அது வந்து நெருப்பில் சுட்டு அது ஆட் பண்ணிக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து முள்ளங்கியை நறுக்கி இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நம்ம அரைச்சி காட்டுறேன் இப்போ முள்ளங்கி பச்சடி ரெடி ஆகிடுச்சு இது வந்து முள்ளங்கி வந்து வாசனை வந்து சில பேருக்கு பிடிக்காது அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா ஒரு டெம்பரிங் ஏதாவது ஒன்று தாளிச்சிட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதை வந்து இதை வந்து அதில் கொட்டி சும்மா வந்து கொஞ்சம் கலரி அந்த பச்சை வாசனை போன பின்னாடி கொடுக்கலாம் பட் ஆனால் இது பச்சையாக சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் இப்படியே பண்ணி இது சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிடலாம் சட்னி போல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்களும் வந்து இது செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்